இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிற பெயிண்டிங்கில் நம்ம சேனலில் பெயிண்டிங் தான் நம்ம சேனலில் இது பண்ணுற வேறு லெவலான பெயிண்டிங் இருக்குது நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்டாலஜி ஜஸ்மின் ஆர்ட்ஸ் ஜஸ்மின் அகமார் கேஸ் ஆர்ட்ஸ் எக்ஸ்கிரியேஷன் free arts studio creative experiment live arts நை star arts amazing painting crafty panda Chloe art mister சன்ஸ்டி அக்னி தமிழ் போன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Jack Sparrow. Bye.